இது பார்ட் டூ பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க பார்த்தவங்க அதே என்ன பார்த்தேன்னு யோசிக்கிறேன் இதே என்ன பார்க்க சொல்றேன்னு கேட்காதீங்க ஸ்ட்ரைட்டா வீடியோல போயிடலாம் தமிழனுக்கு இனை யாரு தடை இங்கு கிடையாது சங்க தமிழ் வரலாறு தமிழுக்காக போராடுன்னு சொல்லிட்டு தமிழை சூஸ் பண்ணிக்கினேன் இங்கிலீஷ் தெரியாதுன்னு கூட சொல்லலாம் போன வீடியோவில் நானூற்றம்பது ரூபாய் செலவு பண்ணிட்டேங்க இன்னும் ஐநூத்தம்பது ரூபாய் எப்படி செலவு பண்ண போறோன்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ ஐநூறு ரூபாய் எடுத்துக்கலாம் மீதி ஐம்பது ரூபா எங்க பாட்டை பீடி வேற சொல்லி கொடுத்துக்கிறாப்புல அதை எடுத்துக்கலாம் ஒரு தள்ளுவண்டி கடை இருக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு அங்கே ஜூஸ் குடிக்க போறாங்க நாங்கள் போயிட்டு அக்கா இப்படி தான் வெளியூர்ல இருந்து வரேன் பர்ஸ் எல்லாமே தொலைச்சிட்டேன் எதனா எந்த கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்க போறோம் அவங்க கொடுக்குறாங்களா இல்லையா அம்மா வாங்க கை கால் வலி மூடு வலி வாத பித்த தவம் வகந்தா இளமுள்ள இளந்தா வகரமுள்ள இந்த வெள்ள விடாத சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணி சொல்ற விஷயம் நான் திருப்பி வெளியூர்ல வந்தேன் காசு எதுவும் இல்லை பர்ஸெல்லாம் தொலைஞ்சிச்சு காலையிலேருந்து சாப்பிடல எதனா இருந்தால் கொடுக்குறீங்களா நான் சென்னையில் ஒன்று அப்படியே சென்னையிலேருந்து நாங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு வந்தேன் பஸ்ஸு காசு எல்லாமே தொலைஞ்சிச்சு நடந்து வந்தானா சொந்தக்கார வீட்டுக்கு காசெல்லாம் தோ பர்சோடு விட்டாங்க நீங்க வேறமா இது மாதிரிலாம் எல்லாம் நல்லா நிறைய பேர் ஏமாற்றி எடுத்துட்டு இல்லைம்மா நிஜமானே தான் நான் சும்மா சொல்றேன் நானே என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசினுக்கிறேன் இவனுக்கு வேற பாயிண்ட் எடுத்து விடுறானுங்க ஒண்ணு புரிஞ்சு போச்சுடா எனக்கு எதிரியும் வெளியே இல்லடா என்ன சுத்தியா தான் நான் கேட்டீங்க கட் பண்ணி எடுத்து வந்துடுறோம் போதும் இங்கே எடுத்து வந்துடுறோம்மா நாங்கள் சேனல்லேருந்து வரேங்க யூடியூப் சேனலு இந்த மாதிரி நம்ம வெளிலேருந்து வரங்க வாடா வெளிலேருந்து வரங்க ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றதுக்காக ஒரு அவேர்னஸ் மாதிரிமா எச்சரிக்கை எல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஒரே நாங்களாம் ஒன்றாவது வந்தவங்க தான் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க மேக்ஸிமம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மத்தூர் தானாங்க சரி நம்ம கேட்டோம்னா யாரும் செய்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்பிங் மைண்ட்லாம் இருக்கிறது ஸோ வந்து நீங்கள் இவ்வளோ கஷ்டத்துலேயும் நீங்கள் ஹெல்பிங் பண்ணுறீங்க பார்த்தீங்களா நான் இது முன்னாடியே உங்கள் உங்கள் கடைக்கே நான் இது வரையும் ஒரு பத்து டைம் மேலே வந்து போயிருக்கிறேன் வந்துருக்க கூட ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரியல சரி அதெல்லாம் ரொம்ப நன்றிம்மா வந்தாங்க எது தப்பாக நினச்சிக்காதீங்க நூறுரூவா நூறுரூவா எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே மூணு ஜூஸ் எவ்வளோ வச்சு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பது ரூபா நூற்றம்பது ரூபா எடுத்துக்கோங்க இல்லை எண்ணூற்றம்பது ரூபா எடுத்துக்கோங்க சொல்றேன் நீ எடுத்துக்கோ நூற்றம்பது ரூபாய் எடுத்துக்கோங்க சொல்லு சரி நீ சில்லற கொடுங்க ஐம்பது ரூபாய் எடுத்து சில்லற கொடுங்க சொல்கிறேன் மனசு செத்தவங்களுக்கு புள்ளியோட அருமை தெரியும் நான் இப்போ உனக்கு நூறுரூபா ஹெல்ப் பண்ணி குளிச்சு பஸ் ஏற்றுறதுக்கு தான் ட்ரெயினில் போயிருன்னு நினச்சின்னு தான் அவங்களுக்கு பழம் கொடுத்துருந்தேன் தெரியுமா உங்களுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு பேசியிருக்கேன் சரி நீங்கள் பேசுகிறத வச்சு தெரிஞ்சு போச்சு எப்படி அடிக்க மாட்டீங்க கேட்டிங்கன்னா அதனால தான் தைரியமாக வந்து பேசிட்டேன் அப்படியெல்லாம் இல்லாது போனால் நான் இந்த கடைக்கு வராமல் போனதில்லை ஆனால் இந்த அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணிக்க மாட்டேன் இது வைமா இது வந்து நீங்க உங்க நல்ல மனசுக்கு இது உங்க நல்ல மனசுக்கு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் எல்லாருமே குழந்தைங்க மாதிரி வந்து நான் சென்னையிலேருந்து வந்துட்டேன் எனக்கு எதனா உதவி பண்ணுங்கள் வந்து சாப்பிடல அப்படின்னு சொல்லிச்சு நான் நாலு குழந்தைய பெற்றுக்கிறேன் என் பிள்ளைங்களும் வெளியில் இருக்கிறாங்க அதனால நான் வந்து ஜூஸ் கொடுத்துட்டு அவனுக்கு பஸ் சார்ஜுக்கு காசு கொடுக்கறதுக்கு நான் நினச்சிருந்தேன் அந்த பிள்ளையே எனக்கு நூறுரூபா திருப்பி ரிட்டர்ன் கொடுக்குது நன்றி நன்றி அவருக்கு காது கேட்காது போல தாத்தா பரிசு தொலைஞ்சிச்சுன்னா செருப்பு தைக்கணுமா இல்ல தாத்தா பரிசு தொலைஞ்சிச்சு ஓ சூக்கு ஆணி அடிக்கணுமா இல்ல தாத்தா பரிசு தொலைஞ்சிச்சு காசு காசு எதுவும் இல்லை சாப்பிட்றதுனா இருக்கா எதனா இருக்கு அவங்ககிட்ட கடைசியாக எப்படியோ பேசி புரிய வச்சு அவர்கிட்ட சாப்பாடு வாங்கி வச்சு அவரும் கொடுத்துட்டாரு போகிற வழியில் இந்த அக்கா பார்த்தாங்க அக்கா இப்படி தான் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேங்க சுற்றி போடுங்க ஒரு வீடியோ எடுத்துக்கிறேங்க அப்படின்னா இல்லைப்பா வீட்டில் ஃபேஸ் தெரிஞ்சுன்னா தேவையில்லாம் பிரச்சனை ஆகும் அப்படின்னாங்க சரி பரவாயில்லக்கா ஃபேஸ் தெரியாத மாதிரி வீடியோ எடுத்துக்கிறேன்னா ஓகேட்டாங்க இருந்தாலுமே அவங்க ப்ரைவசிக்காக அவங்களை யாரும் அடையாளம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிறேங்க இவங்களுக்கு ஐம்பது ரூபா கொடுத்துருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுன்னா நம்ம கிவ்வே கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு நம்பர் கொடுத்து அதில் அனுப்புகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு மூணு பேருக்கு முந்நூறுரூவா அடுத்து ரெண்டு பேருக்கு நூறுரூவா அடுத்து ரெண்டு பேருக்கு ஐம்பது ரூபா சொல்லி சொல்லியிருந்தேன் நம்ம சேனலுக்கு மொத்தமாக அனுப்பிச்சதே ஒரே ஆள் தான் அது என் ஃப்ரெண்டு தான் இப்போ அந்த முந்நூறுபாயை கொடுத்துட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் வெள்ளப்பண்ணாரி யூடியூப் சேனலுக்கும் இதை பார்க்குற சப்ஸ்கிரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இவனை சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும் இவன் வந்து ஸ்கூல் படிக்கும்போதே இவனை வெள்ளப்பண்ணையாரன்னு கூப்பிடுவோம் ஆனால் இவன் வெள்ளப்பண்ணையாரன் யூடியூப் சேனல் தொடங்கி இப்போ ஆயிரத்தி நூறு சப்ஸ்கிரைபர் தொடங்கியிருக்கான் இது பெரும் மகிழ்ச்சி தருகிறது என் நண்பனை போல் வேறு யாரையும் பார்த்ததில்ல இவன் ஆயிரத்தி நூறு பேரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்கன்னா இவனோட திறமை இவனோட உழைப்பு இவனோட கனிமை இதெல்லாம் தான் இவனை உயர்த்தி தொழில் சின்ன சேனலாக இருந்தாலே நம்ம கூட போகிற செலிபிரிட்டி பெரிய செலிபிரிட்டி அது யாருன்னு பார்த்துருக்கோம் நல்லா கேட்பாங்க ஏன்டா எப்போ பார்த்து பைத்தியமா சித்தினே இருக்கிறேன்னு சந்தோஷமா சித்தினே இருக்கிறதுக்கு பேர் பைத்தியம் நீங்களும் டெரரா போமா நல்லா இருக்குப்பா நான் பைத்தியமா வைக்கிறேன் என்னன்னா நம்ம சேனலில் இருக்கிற ஒரு வீடியோவை ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஸ்டோரியாவோ இல்லை ஸ்டேட்டஸாவோ வச்சு அதை இன்ஸ்டாகிராமுக்கு எனக்கு டிஎம் மெசேஜ் பண்ணிங்கன்னா குழுக்கள் முறையில் மூணு பேருக்கு பெரிய கிஃப்ட் ஒன்று இருக்குது இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து வெள்ளை பணியாரம் நாட் நாட் த்ரீ நீங்கள் வெள்ளைன்னு போட்டாலே நம்ம சேனல் தான் வரும் கடைசியாக பத்து ரூபா இருக்குது நாட் பணியாரத்துலேயே